குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்கள் என்று நாம் பார்க்க போவது விருச்சக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் சரிங்களா நவம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ளே உண்டு இவ்வளோ நாளாக லக்கணத்தில் ராசியில் சஞ்சரித்த குரு ஒன்று இரண்டாம் பாவத்திற்கு அதாவது விருச்சகத்திலிருந்து தனுசுவிற்கு செல்ல இருக்கிறார் உங்கள் ஜாதகத்திற்கு முதல் யோகாதிபதியான அதாவது இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு வந்து இரண்டாம் இடத்திலே வலிமை பெறுகிறார் இரண்டாம் பாவத்தை வலிமை பெற செய்கிறார் அது அவருக்கு மூலத்துறையோன வீடு அதிலே ஆட்சி ஆகிறார் ஆட்சிக்கும் அதிகமான பலத்தை விட மூலத்துறையோன பலத்தையும் அடைகிறார் அப்படின்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்து லக்கணத்துலேருந்து பண வரவு இருந்துச்சு குழந்தைகளால் இருந்துச்சு ஒரு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது நல்லதே நடந்துச்சு எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தாலும் சமீப காலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் மிக மிக அதிகமாக இருந்த ஒரே ராசி விருட்சக ராசி விருட்சக லக்கணம் சரிங்களா விருச்சக லக்கணம் என்பது விருச்சக ராசி இருக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப கடினமான பிரச்சனைகளை ரெண்டு இருப்பீங்க சமீப இரண்டு மூன்று காலமாக இரண்டு மூன்று வருடமாக இந்த குரு லக்கணத்திலேயோ ராசிலேயோ ரெண்டுனால இவ்வளவு நாள் சமாளிச்சிருப்பீங்க ஒரு சமாளிப்பு தன்மைங்கிறது ரெண்டு இருக்கும் ஏதோ தலைக்கு வந்துட்டு தலைப்பாவோட போன மாதிரி இவ்வளோ நாளாக அப்படி தான் இந்த குரு வந்துட்டு இவ்வளோ நாளும் உங்களுக்கு வலிமையை கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த வலிமையை கொடுத்த குரு மனதளவில் வலிமையை கொடுத்துச்சு அடுத்து பண அளவில் பேச்சு அளவில் அடுத்தவர்களுக்கு உதவுற வல வகையில் மேலும் அந்த குரு இரண்டாம் பாவத்திற்கு சென்று அந்த வலிமையை கொடுக்கும் அந்த இரண்டாம் பாவத்திற்கு செல்லும் குரு உங்கள் லக்கணத்திற்கு துர்ஸ்தானமான ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவத்தை பார்க்குது ஏங்க இவனால் உங்களோட தொல்லையே இருந்துச்சு அதனால் ஆறாம் பாவத்தாலையும் எட்டாம் பாவத்தாலையும் கடனால் இருந்துச்சு இல்லை உடல் வலையில் ஒரு தொண்டர்வு இருந்துச்சு திடீர் பண இழப்பு இருந்துச்சு தொழில் நல்லாவே இருக்க தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த இரண்டாம் பாவத்துக்கு வந்து இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு அனைத்து பாவங்களையும் குரு வந்து சிலுமைப்படுத்த போகிறது கிடையாது அதாவது வந்துட்டு அதில் அதிலிருந்து உங்களையும் வந்துட்டு காப்பாற்ற போகிறார் இவ்வளோ நாளாக அதனால் பிரச்சனை ஒன்று இருப்பீங்க இனிமேல் காப்பாற்றுற அளவுக்கு அந்த பணத்தை கொடுத்து அதனால் அவர் பிரச்சனையை தீர்த்து வைக்க போயிடார் என்னங்க இந்த சனி முக்கியமாக இந்த சனி பயிற்சி மூன்றாம் இடத்திற்கு போகட்டும் அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரிக்கு அப்புறம் முழுமையான விடுதலை உங்களுக்கு தான் கிடைக்க போகுது இன்றைக்கி அதுக்கப்புறமே வந்து விருச்சக ராசிக்கு கெட்ட காலம்னா அது உங்கள் ஜாதகத்தில் வந்து எட்டாம் அதிபரியோ இல்லை புதன் தசையோ நடந்தால் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பொதுவாகவே இவ்வளோ நாள் வந்து இரண்டாம் இடத்தில் சனி இரண்டாம் அந்த ஏழரை சனி காலகட்டங்கள் முடியும் தருவாயிலையும் குரு பெயர்ச்சி ஒரு சுபத்தன்மையை ஏற்படுத்தி இரண்டாம் இடத்தில் உட்காரும் போது பண முழக்கம் அப்பப்போ இருக்கும் அதுவும் அந்த ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரிக்கு பிறப்பாடு பிற்பாடு முழுவதுமாக தீர்ந்துவிடும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் இனிமேல் முடிய போகுது எல்லாருமே இதை வந்து இரண்டு மூன்று வருடமாக சொல்லிட்டு இருந்தாங்க யாருக்கெல்லாம் குரு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியாக வந்து குரு டசு யாருக்கு நடக்கிறோ குரு புக்தி யாருக்கு நடக்கிறோ நிச்சயமாக சிறப்பான காலகட்டமாக அவர்களுக்கு இருண்டே தீரும் அதில் மாற்று கருத்தே இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேளுங்க இன்னமும் எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் அறிபடி ஆறாம் அறிபடி டசை அது நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் லக்கண செவ்வாய் தசையோ புதன் தசையோ நடந்தால் அதுக்கான தீய பலன்கள் நடக்கும் ஆனால் அந்த செவ்வாயும் புதனையுமே குரு பார்த்து விட்டால் கோச்சாரத்தில் இருக்கிற குரு அதை பார்த்து விட்டால் ஒரு ஐம்பது சதவீதம் தீய பலன்களோடு முடிந்துவிடும் சரிங்களா வேறு சந்தேகம் என்றால் கேட்கலாம் நன்றி ஓம் சிவோம்